ஜெயசுரன் ஆகி குட் மார்னிங் குட் மார்னிங் சரி இப்போ நம்ம பண்ணுமே எதுக்காக பண்ணோம் தெரியுதா ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சுதா தனியா சேர்ந்து பாடுறது ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல இதுவே இது பேர் தானே சொல்லுவாங்க நிறைய பேர் சேர்ந்து பாடுறதுக்கு கொயர் <laughs> அந்த கொயர் வந்து பாடுறது அவ்வளோ அழகா இருக்கும் மைக் இல்லாம அவங்க டிஃப்ரெண்ட் இதுல பாடும் பொழுது எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா கேட்கும் பொழுது சர்ச்சில் பாடுறது அவ்வளோ இருக்கும் அதே போலதான் தான் இந்த இன்னைக்கு டெய்லி டைமண்ட்ஸ்ல இந்த கொயரை பத்தி நான் சொல்ல போறேன் சரியா அப்ப இயேசுப்பாவோட பிறந்த நாள்ல ஒரு கொயர் வந்து பாடி இருக்கு எந்த கொயர் தெரியுமா எந்த கொயர் இல்லை அதாவது ஒரு கொயர் ஃபார்ம் எங்கேருந்து வந்ததுன்னா இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்க்குறோம்ல தேவதூதன் வந்ததுலேருந்து இந்த குழந்தை பெற்று இவ்வளோ தாழ்மையின் கோலம் எடுத்து இருக்கும் பொழுது இந்த செய்தியை இந்த நற்செய்தியை தூதனே நிறைய பேருக்கு சொல்கிறாங்க புரியுதா அதில் ஃபஸ்ட்டு குறிப்பிடப்பட்டவங்க தான் யார் மெய்ப்பர்கள் ஆனால் இந்த மெய்ப்பர்களுக்கு இந்த சுவிஸ் இந்த நற்செய்தி சொல்கிறது பொழுது லூக்கா ரெண்டு பதிமூணில் என்ன சொல்லிருக்குன்னா அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி இப்போ பரமசேனைனா என்னது எவன்லி ஆர்மிஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஒரு ஏஞ்சல் இல்லை ரெண்டு ஏஞ்சல் இல்லை இப்போ காப்ரியல் ஒரு ஏஞ்சலாக வந்தாங்கல்ல இப்போ லட்சக்கணக்கான ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க வந்து தோன்றி என்ன பண்ணாங்களாம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் அப்ப அந்த கோயர்ல இந்த பாட்டு பாடியிருக்காங்க புரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிமையாக இருந்திருக்கும்ல அப்போ அந்த என்ன என்னன்னா அந்த மெய்ப்பொருளுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் இல்லை எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு எவ்வளோ அழகான மியூசிக்கலி அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாமளும் சேர்ந்து தேவனை துதிக்கலாமா ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் இவ்வளோ அவதரித்த இந்த நற்செய்தியை நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம் அந்த தேவத்துடன் மெய்ப்பொருள் சொன்னது போல் நாமும் சொல்லுவோம் ஓகே என்ன சொன்னால் உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் அந்த கொயரில் இந்த பாடலை பாடினாங்க God bless you.